ஈவினிங் டைமில் சில் கிளைமேட்டோட திடீர்னு ஒரு அழகான சின்ன மழை அப்படியே அதோடு சேர்ந்து ஒரு அழகான காற்று அது என் மேலே வந்து படும்போது அந்த டைமில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ இப்போ என் கூட இருந்தால் இன்னும் இந்த ஃபீல் ரொம்ப அதிகமாக என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் உன் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு உன் கூட ஐயோ